ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு யாருக்கு பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு வந்து பர்த்டே அதனால் நான் கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்புறம் வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் கேக் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் யூஸ் பண்ணி சீஸ் கேக் வந்து செய்ய போகிறேன் செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாதான் சாயந்தரம் வந்து நல்லா செட் ஆகி கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் கேக் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன் இதோட சேர்த்தோன்னா இந்த விளாக் வந்து பெருசாகிடும் அதனால வந்து அதை தனியாக நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது தவணை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு வந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள்லாம் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்கும் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு உள்ள அப்புறம் வந்து அது கூடவே வந்து நான் ஒரு கஸ்டர்ட் புட்டிங்கும் செஞ்சுருக்கேன் இதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அதுவும் செஞ்சு உள்ளே வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் நைட் டின்னருக்கு வந்து நான் பீஸா செய்ய போகிறேன் ஒன்று வந்து வெஜ் பீஸா இன்னொன்று வந்து சிக்கன் பீஸா வந்து செய்ய போகிறேன் இதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுறேன் இப்பயே இப்போ சிக்கன் பீஸாவுக்கு வந்து நான் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தந்தூரி மசாலா வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துறேன் சால்ட் அரை ஸ்பூன் சேர்த்துறேன் இதில் பாதி லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்கிறேன் ப்ரெஸ் வா ப்ரெஸ் பண்ணுவா ப்ரெஸ் வருதா வருதா ம் சூப்பராக ஜூஸ் நிறைய வருது ம் போதும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து மசாலாலாம் போட்டாச்சு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் என்ன பண்ண போகிறோம் பண்ண போறோம். என்ன பீஸா பண்ண போகிறோம் Toppings pizza. ஆ Toppings pizza. டாப்பீஸா Hmm. என்னது டாப்பீஸ் டாப்பிங்கா Hmm. என்ன டாப்பிங் Red color topping. ம் Go. ம் The pizza here for here go. ம் Hmm. Potato. ம் Hmm. Recipe. Hmm. A powder. ம் and uh, mouth Hmm. and uh, sauce mm. and fry mm. and then put this in. Mm. Mm, அம்மா mm. ம் ஹெல்ப் பண்ணுறீங்களா எஸ் இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒன்றரை கப் வாட்டர் வந்து எடுத்து இதில் ஒன்றரை கப் சேர்த்துறேன் ஈஸ்ட் வந்து டூ கிராம் சேர்த்துறேன் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் இது அப்படியே சைடில் இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கிறேன் இதில் வந்து மூன்றரை கப் மைதா சேர்த்துறேன் சால்ட் அரை ஸ்பூன் சேர்த்துறேன் ஆலிவ் ஆயில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துறேன் இப்போ இதில் வந்து ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்ம பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து உருட்டுறதுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு இருந்தாலும் கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும் உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து மாவு போட்டு அப்புறம் வந்து இது மாதிரி உருட்டிக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ராப் ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மினிமம் ஒன் ஹவர் ஆகுது அப்படியே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வந்து பீஸா வந்து கிடைக்கும் இதுக்கு மேலே கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் கேஸில் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துறேன் வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு இப்போ நான் வந்து குடமிளகா சேர்த்துறேன் ரெட் கலர் குடமிளகா அப்புறம் க்ரீன் கலர் வச்சுருக்கேன் ரெண்டுமே சேர்த்துறேன் குடமிளகா குடமிளகா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க இதில் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துறேன் இப்போ இதில் மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் கூட போயிடுச்சு இப்போது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் கார்லிக் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்க்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இந்த பீஸா சாஸில் வந்து நம்மளுக்கு இந்த சங்க்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம போட்ட இந்த கேப்சிகம்லாம் அப்படியே இந்த சங்க்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பவுலில் மாற்றிடலாம் நல்லா பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டேன் இதில் ஆலிவ் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சிக்கன் இது இதோட சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாம் இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் சிக்கன் நடு நடுவில் திறந்துட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த சிக்கன் வந்து தண்ணி வரும் அதுலேயே வேகட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ அந்த சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் வந்து பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ மூன்று ஹவர் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு குறைஞ்சது ஒன் ஹவராவது நல்லா இது மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிடுச்சு மாவு இப்போ லைட்டாக மாவு கீழே போட்டுக்கலாம் மாவை ரொம்ப வந்து அமுத்தி பேசிய வேண்டாம் லைட்டாக வந்து இது பண்ணுங்கள் நான் ரெண்டு பீஸாக செய்ய போகிறதுனால பாதி கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டாக வந்துடும் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இந்த ட்ரேயில் வந்து ஒரு பீஸா செய்ய போகிறேன் இதில் வச்சிடுறேன் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிட்டு கூட இதில் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து அப்படியே கையிலே தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் வேண்டாம் மாவு தொட்டுட்டு லைட்டாக வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க மாதிரி நல்லா வந்து ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னொன்று வந்து நான் இந்த ட்ரேயில் போடுறேன் இதை வந்து நான் உருட்ட போகிறேன் டாக் செய்யறதுக்கு மாவு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வச்சிடலாம் இப்போ இதில் ஃபோர்க் வச்சு அங்கங்கே கொஞ்சம் வந்து குத்தி விட்டுக்கலாம் நம்ம செஞ்ச பீஸா சாஸ் வச்சுக்கலாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வெஜிடபிள் பீஸாவுக்கு வந்து நான் வந்து ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் பார்த்தீங்கன்னா yellow colour green colour red colour மூணுமே எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கார்ன் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் வந்து செரி டொமேட்டோஸ் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில் தான் வந்து நம்ம வெஜ் பீஸா செய்ய போகிறோம் வந்து எல்லா டாப்பிங்கும் போட்டுடலாம் இதுக்கு மேலே ஆலிவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் பிளாக் கலர் ஆலிவ்ஸ் இருந்தால் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக க்ரீன் கலர் தான் எனக்கு கிடச்சிது அதனால் நான் இதை போட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம சிக்கன் பீஸா வந்து பண்ண போகிறோம் இதுலேயும் வந்து ஆனியன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் க்ரீன் கலர் ரெட் கலர் கொடமிளகா போட்டுக்கிறேன் அப்புறம் ரெட் கலர் இந்த செரி டொமேட்டோஸ் போட்டுறேன் அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் சிக்கன் அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம மொசரலா சீஸ் வந்து போட்டுக்கலாம் சீஸ்லாம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே மேலே போட்டுக்கலாம் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் அவனில் அப்புறம் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பவன்குள்ளே வச்சிடலாம் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து நம்ம கேக் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பர்த்டே கேர்ள் பாருங்கள் அங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஜாலியாக ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி எடுத்துருக்கி நல்லா இருக்கு அம்மா அப்புறம் பண்ணலாம் Allah. Mr. Happy Birthday Parna. Happy Birthday song Parna. Happy Birthday Happy Birthday to you. Happy Birthday to Akka. Akka. Happy Birthday to you. Okay. Siapa dengan Papa? Uff. Uff. Wow, super. Aula ka? அது கீழே அந்த இது இருக்கு மேலே மட்டும் கட் பண்ணு அந்த பிளேட் இருக்கு மேலே பிளேட் இல்லை இந்த சாக்லேட்டே கட் பண்ண முடியும் நல்லா இருக்கா தவ எப்படி இருக்கு நீங்க கட் பண்ணுமா இங்க கட் பண்ணு இங்க கட் பண்ணு ஹாப்பி பர்த்டே ரோகிணி ஆ கொஞ்சம் வாங்க ப்ரெசன்ட் கொடுக்கலாம் ரோகிணிக்கு வந்து நாங்கள் ப்ரெசன்ட் கொடுக்க போகிறோம் சர்ப்ரைஸாக வந்து நான் கபோர்ட் மேலே வந்து மறைச்சி வச்சிருந்தேன் கொடுத்துடலாம் கொடுத்துடலாமா தவிர Wow. Open it. எல்லாம் ஒட்டினதெல்லாம் அங்கங்க பிஞ்சு வருது இரு அக்கா ஓப்பன் பண்ணுவா இரு பண்ணுங்க இப்போ கெஸ் பண்ண இருக்கு Look at it. Wow. இதான் என்ன colour pink colour wow I'm open இரு இரு பண்ணி காட்டட்டும் வாவ் லைட் எரியுது மேக்னட் மாதிரி இருக்குல்ல உள்ள சார்ஜிங் இதுலாம் இருக்கு எங்க தெரியல ஓகே ம் சூப்பரா இருக்கு என்னது இதோ மினின்னு போட்டிருக்கு நீங்க என்ன பண்றது தவிர வெயிட் பண்ணுங்க அக்கா இது ஓபன் பண்ணட்டும் அக்கா இது என்னன்னு பார்க்கட்டும் இருங்க என்ன என்ன சுத்தம் வருது உள்ள mini fan pink colour wait பண்ணுங்க நெக்ஸ்ட் ஓகே இது பார்க்கட்டும் நல்லா சார்ஜர்லாம் இருக்கு ம் சரி இது தேர்ட் வந்து தவன் ஓப்பன் பண்ணிட்டோம் என்ன இருக்கு தவன் ஃபோன் கவர் ஃபோன் கவரா ஃபோன் கவர் என்ன கேட்டீங்க கரெக்ட்டா ஃபோன் தான் இருக்குல்ல ஃபோன் இது தவன் ஃபோன் கவர் தவன் கவரா அக்கா கிட்ட இதுவும் பிங்க் எஸ் <laughs> எல்லாமே பிங்க் சேஃபாக ஃபோனை வச்சுக்கிறதுக்காக இந்த கவர் நல்லா இருக்கு ஷைனிங்கா இருக்குல்லல அவ்வளவுதான் ஃபினிஷ் இது நீ பார்க்கவே இல்லையா கிஃப்ட் <laughs> வந்த உடனே உள்ள அப்படியே கடகடன்னு உள்ள பார்க்க ஆரம்பிச்சாச்சு மேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் படிக்க சொல்றியா to my little princess with love from appa amma and தவினேஷ் தவன் நீ வாங்கி கொடுத்த பயங்கரமா உடைய கியூட்டியா open this with a smile wow தவிர என்ன எழுதுன நீ இதுல என்ன எழுதி இருக்க Hi princess, you are my god God's Mama. Sometimes you are sweet, sometimes make me angry. sometimes make me proud. Overall, you are my princess. Love you, love you much from Amma. Saman, you எழுதிருக்க happy birthday akka love you aeroplane draw பண்ணிருக்கான் அவருக்கு வந்து ஏரோப்ளேன் தான் வரைய தெரியும் அதனால ஏரோப்ளேன் டிரா பண்ணிட்டாரு இது நான் கை பிடிச்சி அவனை எழுத வச்சேன் அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்தேன் எழுத சொல்லி ரொம்ப நேரம் எழுதியிருந்தாரு என்ன எழுதிருக்காருன்னு பாருங்க நீங்களே என் அன்பான மகளுக்கு இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் தான் உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவரா யோசிச்சு யோசிச்சு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எழுதியிருந்தேன் பார்த்து பார்த்து எழுதினாரு பத்திரமா வச்சுக்கோ நெக்ஸ்ட் அது ambition or goal in life பலூனில் வந்து நான் ஒரு அஞ்சு கொஷின் வந்து எழுதி வச்சுருக்கேன் ரோகிணி கிட்ட கேட்கறதுக்காக அது ஒன்று ஒன்றா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவாங்க ambition or goal in life நல்லா படித்து சயின்டிஸ்ட் ஆகணும் கன்ஃபார்மா எஸ் நெக்ஸ்ட் இயர் கேட்டால் வேற சொல்லுவாங்க பார்க்கலாம் next year your dream destination Paris போகணும்னு ரொம்ப நாள் ஆசை எந்த பாரிஸ் சென்னையில் இருக்க சென்னையில் பாரிஸ் கலர் பார்த்துருக்கியா அதுவா இல்லை Eiffel tower who is your role model role model யார் அப்பா அப்பா தான் நல்லா மேக்ஸ் சயின்ஸ் எடுத்து எல்லாம் பண்றாருல நல்லா கத்துக்கலாம் பாருங்க most favourite place in India இந்தியாவா most favourite place in India travel பண்ணோம்னா வேன்ல உட்காந்து எல்லாருமே போவோம் அதான் எனக்கு பிடிச்ச எந்த இடத்துக்கு போனது பிடிக்கும் எந்த இடத்துக்கா ஊட்டிக்கு ஒரு தடவை நாங்கள் போயிருக்கோம் சின்ன வயசுல அதான் எனக்கு பிடிக்குமே favourite person in your family apart from ours எங்களை தவிர நம்ம ஃபேமிலியில் யார் ரொம்ப பிடிக்கும் உமாக்கா யார் இந்த உமாக்கா என்னுடைய கசன் என்னோட அக்கா பொண்ணு தான் வந்து ரோகிணிக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா இப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டினுக்கு வந்து கட கட கடான்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க அதனால இன்னொரு கிஃப்ட்டு வா மர்சி சாக்லேட் இந்த ரோகிணிக்கு மர்சி சாக்லேட்டும் அந்த ஃபெரேரி ரோச்சரும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது வாங்கி வச்சிருக்கேன் இந்த தவை ரொம்ப பிடிக்கும் இல்லை பிடிக்குமா தவை பிடிக்கல கிஃப்ட் எல்லாம் ஃபினிஷ் கிட்டாரா ஓபன் பண்ணி பாரு கிட்டாராவும் இருக்கலாம் வயலினாவும் இருக்கலாம் இந்த ஷேப்ல ராவனோட பண்ணி என்ன வச்சிருக்கான்னு என்னமோ என்னமோ வச்சிருக்காரு உள்ள என்னது ஒரு வச்சிருக்காரு பலூன் இருக்கா தேங்க்யூ சொல்லிட்டு அவனுக்கு எல்லோ ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஸ்கூலில் வந்து சிசிஐக்கு வந்து என்ன என்ன என்னது இது மிலிட்டரி பேண்ட் மிலிட்டரி பேண்டில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அன்றைக்கே காமிச்சேன் பாருங்கள் அந்த பிளாகில் அது எப்போ பார்த்தாலும் எடுத்து வாசிச்சே இருப்பாங்க இப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சிசிஐக்கு வந்து இந்த மிலிட்ரி பேண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஒரு பிளாக்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன ட்ரம்போன் ட்ரம்போன் அது பேர் அதை வச்சு எந்த நேரமும் ரூம்ல போய் ஒரே சத்தமா இருக்கும் வாசிச்சே இருப்பாங்க அதனால தான் நான் வந்து இப்போ வந்து இந்த கிட்டார் வந்து வாங்கி கொடுத்தேன் இதை வச்சோ வந்து இப்போ வந்து ஒரே ரகலையாக இருக்க போது இனிமேட்டு இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிட்டாரும் வாங்கி தந்தேன் எனக்கு வாசிச்சு காட்டு பார்க்கலாம் 머리 왜 சூப்பராக இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீஸா வந்து நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு மேலெல்லாம் பாருங்கள் வெஜ் பீஸாவும் சூப்பராக வந்திருக்கு இது நான் சொன்ன கஸ்டர்ட் புட்டிங் அதுதான் இது அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அதனால நைட் டின்னருக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு பிடிச்சிருக்கா ரோகி தவன் உனக்கு பிடிச்சிருக்கா எது பிடிச்சிருக்கீங்க வா வெள்ளி இல்லை இல்லை இது வந்து கேரமல் புட்டிங் இது கேரமல் புட்டிங் வேணுமா நல்லா சாஃப்டாக இருக்கு வாப்ளிங்காக இருக்கா எப்படி இருக்கு சூப்பர் பர்த்டே கேர்ளுக்கு ம் கடையில் வாங்குற மாதிரி இருக்கு நல்ல சாஃப்டாக இருக்கு பீஸா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா திக்காக இருக்குது கீழே பீஸா பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டா வந்திருக்கு உங்களுக்கு இந்த பர்த்டே விலாக் வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களை வந்து அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன் ஸோ பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்க பாய் <laughs>